வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கார்லிக் சிக்கன் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சோன்னா அதில் அரை நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை பவுல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்ல கலர் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் வெள்ளையாக போட்ட பூண்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பூண்டு வந்து நூறு கிராம் அப்படின்னா இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில் பாதி அளவு கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா இதில் நம்ம எந்த வித கரம் மசாலாவும் சேர்க்கலை வெறும் பூண்டு மட்டும்தான் அதோடைய ஃப்ளேவரை தூக்கி கொடுக்க போகுது அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் நல்லா பூண்டு மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நம்ம இந்த டைமில் இல்லை ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனையும் அப்படியே எடுத்து சேர்த்துடலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவு வதங்கிடுச்சுன்னா எண்ணெயில் வதங்கினா போதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு இதுக்கு வேறு தனியா தூள் கரம் மசாலா தூள் எதுவுமே கிடையாது வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து எல்லா கறிலையும் படுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வேக விடுங்க பாருங்கள் இந்தளவு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சாஃப்டாக இன்னும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நீங்கள் வேணும்னா தக்காளி அரைச்சி கூட சேர்க்கலாம் ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் வேணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் வரும் பாருங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டேன் ஆனால் அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ எண்ணெய் வெளியே வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா சுருளை வெந்துகிட்டே இருக்கட்டும் இப்போ நல்லா சாஸ்லாம் அதில் ஊறிடுச்சு பாருங்கள் வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை நான் லேசாக வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா நொறுக்கிக்கணும் இந்த பாருங்கள் மொறு மொறுன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னா தான் இந்த அளவுக்கு நைஸ் தூளாகும் இப்படி நொறுக்குனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு முழு முழு இலையாக தான் இருக்கும் இதை அப்படியே எடுத்து இது மேலே போட்டுருங்க இது நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா அப்படின்னு வாசனைக்கு எதுவுமே சேர்க்கலை பட்டை கிராம்பு கரம் மசாலான்னு எதுவும் சேர்க்கலை வெறும் மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் அது போக நீங்கள் சோயா சாஸ் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குறதே இந்த வெந்தயக்கீரையும் பூண்டும் மட்டும்தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும் இது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்